இன்றைக்கி நாம் இடியாப்பத்தில் வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் யூஸ்வலாக வந்து இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதோட இல்லை குருமா வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து இடியாப்பம் கீர் பண்ண போகிறோம் இது இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து மூணு இடியாப்பம் எடுத்திருக்கேன் அந்த இடியாப்பத்தை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் நெய் தேவை ஏலக்காய் பொடி கொஞ்சம் உப்பு ஒரு கால் கப் சர்க்கரை வேணும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் திராட்சை இது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு பால் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அரை லிட்டர் பால் வந்து கொதிச்சிட்ருக்கு இது வந்து நல்லா சுண்டை கொஞ்சம் காய்ச்சிக்கலாம் ஒரு கால் கப் பாதாம் இது வந்து பால் விட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நம்ம இந்த பாதாம் வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து பாய்லிங் வாட்டரில் ஊற வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் இது தோல் உரித்த பாதாம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் பாலோட பாதாம் நம்ம அரைச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு இப்போ பேனில் வந்து நை கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் இப்போ வந்து திரா முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்துக்கலாம் இப்போ திராட்சையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பாதாம் வந்து அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இடியாப்பம் வந்து உள்ளே போட்டுக்கலாம் இதையும் வந்து நல்லா வந்து அது சேர்த்து வதக்கிடுங்க நெய்யில் வந்து எல்லாம் கலந்து வர மாதிரி வந்து வதக்கிடுங்க இப்போ நல்லா வந்து அது நெய்யில் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் இதில் ஊற்றிக்கலாம் இது பாலில் வந்து நம்ம அரைச்சி வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கலக்கி விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதோட உப்பு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க இது கொதிக்கட்டும் இப்போ அது நல்லா கொதிச்சிடுச்சு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க நான் கால் கப் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து கலரி விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் நான்ஸ்டிக்கில் பண்ணனா கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது கொதிக்கட்டுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா கொச்சிருச்சு இப்போ அந்த ஓரெல்லாம் வந்து அப்படியே வந்து எடுத்து விடுங்க பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இடியாப்பம் நல்லா வந்து கரைஞ்சி வறுத்து நம்ம அரைச்சி போ விட்ட பாதாம் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இடியாப்பம் கீர் ரெடி ஆகிடுச்சு இடியாப்பத்தை சும்மா நீங்கள் கொடுத்தீங்கன்னா சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸும் நீங்கள் பாருங்கள் நல்லா டேஸ்டான இடியாப்பம் கீர் ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்